hey guys hello guys welcome back இப்போ ரெசிபி என்னடா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு பார்க்குறீங்களா ஸோ அது ரொம்ப நாள் ஆச்சு அதுக்கு நடுவில் பெரிய கதையெல்லாம் ஆகி போச்சுங்க ஸோ அது என்ன ஆச்சு ஏன் வீடியோஸ் போடல அப்படிங்கிறதுக்கான ஃபுல் விளக்கங்களையும் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் so this is my bro ஜசப்ரியன் வர்ஷா பாப்பா வந்து நான் வீடியோவில் காமிச்சிட்டேன் அதனால் தெரியலண்ணா தெரில கண்ணு தெரில எழுச்சத்தில் சன்லைட்டில் ஸோ அதனால் இவனையும் காமிக்கணும்னு நாங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறோம் அதனால் வந்து நான் கூப்பிட்டு வந்துட்டேன் ஸோ எங்கே போனோம்னா நம்ம ஷார்ட்ஸ் இருக்கால நாங்கள் மேலே போய் நம்ம இப்போ உட்காந்து என்னென்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் பிக்கஸ்ட் கார்ட்டூன் பத்தியம் அதனால் வந்து கொஞ்சம் கார்ட்டூன் தனமாக இருக்கும் இந்த வீடியோ ஸோ பார்த்துக்கோங்க டே பாத்து வாடாம ஒரே நிமிஷம் கைஸ் உட்காந்துட்டு வரேன் ஃபஸ்ட்டு என்னாச்சுன்னு நான் வந்து லைனாக சொல்லிடுறேன் என்னாச்சுன்னா வந்து நம்ம ஹிவாஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு சேனல் ஒரு நிமிஷம் ட்ரக் போயிடுச்சு ரிவர்ஸ் ஆர்எஸ்பி டூ அப்படின்ற ஒரு சேனல் இருந்துச்சு அந்த சேனலை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப் இல்லை அப்படி ஒரு சேனல் இருந்தது தெரியாத மாதிரி வந்து யூடியூப் வந்து அதை வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க ஸோ டெர்மினேட்னா என்னன்னு தெரியாது நான் வந்து சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் ஸோ நீங்கள் எல்லாம் கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா டெர்மினேட்னா ஒரு யூடியூப் வந்து ஒரு சேனல் டெர்மினேட் பண்ணுறாங்கன்னா அந்த சேனல் வந்து இனிமேல் வந்து யூடியூப்பில் இருக்கவே இருக்காது ஸோ அந்த மெயில் ஐடி இருக்கும்ல அந்த மெயில் ஐடியில் வேறு ஏதாவது சேனல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் போயிடும் அண்ட் ஸோ அந்த மெயில் ஐடியை நீங்கள் யூடியூப் லாகினே பண்ண முடியாது ஸோ அது மாதிரி ஆகிடும் ஸோ நமக்கே அந்த மாதிரி எழுந்திருந்துச்சுன்னா இதோ இந்த மாதிரி அந்த நம்ம மெயில் அனுப்பியிருந்தாங்க ஸோ ஏன் இப்படி அனுப்பியிருக்காங்கன்ட்டு எனக்கு சுத்தமாக தெரில கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படின்ட்டு வந்து யூடியூப் வந்து வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அதை வந்து நம்ம யூடியூப்பில் மீறினோம்னா ஸோ நம்ம சேனல் வந்து டர்மினேட் பண்ணுவாங்க ஸோ நான் வந்து மீறின மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா அது வீடியோ போட்டு ஒன் இயருக்கு மேலே ஆச்சு அதனால் வந்து நான் கண்டிப்பாக அது மீறி இருக்க வாய்ப்பே இல்லை ஆனால் வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து நான் மீறின மாதிரி வந்து வீடியோ வீடியோவில் மெயில் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ எப்போனா ஆகஸ்ட் எயித் ஸோ இப்போ வந்து செப்டம்பர் பாதி வந்துருச்சு இருந்தாலும் வந்து ஆகஸ்ட் எயித்து நான் பண்ணியிருக்காங்க ஸோ நான் என்னென்னா ஸோ ஒரு சில பல ஸ்கூல்ஸ் ஸ்டார்ட் செய்ததால் வந்து செப்டம்பர் ஒன்றுனால ஆரம்பித்தாங்கன்னா வேறு காரணம் தெரிலிங்க ஸோ அந்த மெயிலில் வந்து பார்க்கல திடீர்னு வந்து முந்தானியத்து சம்திங் வந்து ஒரு சண்டே நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சண்டே வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கும் முன்னாடி சண்டே இட்ஸ் மீன் அஞ்சு ஸோ பன்னெண்டாம் தேதியோ சம்திங் எதுவும்ங்க அன்னைக்கு தான் உட்காந்து சும்மா மெயில் செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கம்முனிடா அதில் வந்து யோ சேனல் ஹஸ்பண்ட் டெர்மினேட்டட் அப்படின்ட்டு வந்து ஒரு மெயில் வந்துருந்துச்சு நான் ஃபேக் மெயில் அனுப்பியிருக்காங்க லெட்டருக்கு நான் போய் கிளிக் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் படித்து பார்த்து லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்க்குறேன் there is no was to channel so though இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வந்து அந்த லிங்க் கூட இருந்தது அண்ட் ஸோ நம்ம சேனல் நம்ம ஹோஸ் ஆர்எஸ்பி சேனலில் சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா மை ஃபேமிலி அப்படின்ட்டு வந்து ஒரு ஸ்பீட் பூஸ்ட் சேனலும் ஹிவாஸ் யூடியூப் சேனலும் இருந்துச்சு ஸோ அதுலேயும் போய் பா செக் பண்ணால் அதில் வந்து ஹிவாஸ் யூடியூப் சேனலே கிடையாது ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா வந்து என்னென்ன பண்ணணும் நீங்கள் வந்து இதில் அது அந்த மெயிலே வந்து அதில் மெயில் கொடுத்துருந்தாங்க ஸோ நீங்கள் இதுக்கு மேலே என்ன பண்ணணும் என்ன ஆகும் உங்கள் சேனலில் என்ன ஆகிருக்கும் ஸோ அது எல்லாமே அதில் இருந்துச்சு நீங்கள் வேணால் போய் அதை வந்து பாஸ் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க ஸோ அதில் வந்து கிளிக் ஹியர் டு அப்பீல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ உங்களுக்கும் ஆச்சுன்னா வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த ஆப்ஷனில் போய் வந்து நான் வந்து என்னோடய channel mail ID recovery mail ID அதாவது வந்து இன்ஃபர்மேஷன் எதாவது வரதுக்குன்னா அந்த மெயில் ஐடி ஸோ என்னோடய ஃபோன் நம்பர் அந்த சம் சில பல இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்டுச்சு எல்லாத்தையும் நான் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ ஏன் வந்து இந்த மாதிரி அப்பீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கேள்விகள் கேள்விகள் இருக்காது ஸோ டைப் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதில் வந்து தௌசண்ட் வேர்ட்ஸ் மினிமம் இல்லை இல்லை மேக்ஸிமம் தௌசண்ட் வேர்ட்ஸ் நீங்கள் டைப் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் ஸோ அதில் வந்து நான் வந்து ஏங்க என் சேனலில் டர்மினேட் பண்ணிங்க நான் ஒரு கண்டென்ட்டு கூட நான் வீடியோ போட்டே ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க ஏன் டர்மினேட் பண்ணிங்க ஸோ திரும்ப வந்து ரீசெக் பண்ணி வந்து என் சேனலை வந்து என்கிட்டே ஒப்படைச்சிருங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து யூடியூப் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மெயிலில் படித்தோடனே அதுக்கு வந்து ரிப்ளை மெயில் பண்ணேன் ஸோ அப்போல்லாம் எனக்கு தெரியாது ரிப்ளை மெயில் பண்ணால் அது இது யூடியூப்லாம் போகாதுன்னு ஸோ ரிப்ளை மெயில் இதில் வந்து ஐ வேறு அப்லோடர் சம் அண்ணா வேறு அப்லோடர் எகெயின்ஸ்ட் காப்பிரைட் லைன்லேன் so please check my channel அங்கியுமே ஹெயின் அந்த மாதிரி வந்து சில பல இந்த காலத்தையும் வந்து திரும்ப ரீமெயில் பண்ணியிருந்தேன் ஆனால் அது வந்து போகவே இல்லை ஸோ அந்த அப்பீல் ஹியருங்கிறத கொடுத்து தான் நான் வந்து சென்ட் பண்ணி இது பண்ணிட்டேன் சென்ட் பண்ணி வந்து ஃபோர் டேஸ் சம்திங் ஆச்சு ஆனால் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப்லலாம் வந்து ஸ்டேட்டஸ் போ ஸ்டோரி ஸ்டார்ஸ்லாம் போட்டுருந்தேன் இந்த மாதிரி சேனல் இதாகிடுச்சு டூ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருக்கு நான் சிரிக்கிறதா இல்லை ஹாப்பியாக இருக்கிறதா இல்லை அதுக்கு வந்து டர்மேட் ஆனது வந்து சோகமாக இருக்கிறதா அந்த மாதிரிலாம் வந்து நான் ஸ்டேட்டஸு ஸ்டோரிலாம் வச்சுருந்தேன் ஸோ அது வந்து நான் போட்டு ஃபஸ் டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இன்ஸ்டாவில் வந்து ஒன் ஹார் சம்திங் இருந்தது ஆனால் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு டென் மினிட்ஸில் டெலீட் பண்ணிட்டேன் சொல்லி அதை போடணுன்ட்டு வந்து எனக்கு திடீர்னு மைண்ட் செட் இல்லை அதனால் வந்து அப்படியே டெலீட் பண்ணிட்டேன் புதுசாக பேசக்கூடாது சரியா அது அப்படி தான் தம்பி அப்படி தான் இருப்பான் ஏன்னா சின்ன பையனில் அதனால் வந்து கொடுக்க பேசிகிட்டு இருக்கான் ஸோ என்னாச்சுன்னா செக் பண்ணி அனுப்புங்க எனக்கு சேனல் முக்கியங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன்னா அப்புறம் வந்து டூ த்ரீ டேஸ் சம்திங் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் அந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கி வந்து தேர்ஸ்டே எடுக்கிறேன் ஸோ தேர்ஸ்டே அன்றைக்கி வந்து தேர்ஸ்டே அன்றைக்கி வந்து காலைல வந்து ஸோ டூ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை ஸோ அது அதிகமாக ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு நான் சேனல் ஓப்பன் பண்ணேன் ஸோ என்ன இதுன்னு தெரில சரி ஒரு அப்பாசிக்கு அது வந்துச்சா அப்படின்னு சேனல் பார்க்குறதுக்காக இப்போ சார் டூ சேனல் இருக்கான்னு பார்க்குறதுக்கு சேனலில் போய் மை ஃபேமிலி அப்பாஸாக இருந்தது ஸோ உடனே போய் தடப்பட்டுலாம் மெயிலெலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா வந்து சாரிங்க உங்கள் சேனலில் வந்து நாங்கள் தெரியாமல் டர்மினேட் பண்ணிட்டோம் நீங்கள் உங்கள் சேனலை திரும்ப பெற்றுக்கொள்வீர் அப்படின்னு வந்து மெயில் திரும்ப ரீமெயில் வந்துருந்துச்சு ஸோ அது ரொம்பவே ஹாப்பியான இருந்தது வந்ததுலேருந்து என்னால் நிற்கவே முடியல கீழே கீழே மேலேயும் குசிக்கிட்டே இருந்தேன் அப்புறமேட்டு போய் வந்து மற்ற சேனல்ஸ் அதாவது மற்ற மெயில் ஐடிஸ்லேருந்து போய் அந்த சேனல் ஓப்பன் பார்க்குறேன் எல்லா வீடியோஸும் அப்படியே இருந்தது ஸோ அது வரைக்கும் ஓகே ஸோ இது இப்போ என்ன ஒரு பக்கு அது பக்கு தான் நான் நம்புகிறேன் ஸோ அந்த ப என்ன பக்குனா வந்து என்னோட அந்த சார்ஸ் ஆர்ஸ்பி ஹிவாஸ் ஆர்ஸ்பி டூ சேனலோட மெயில் ஐடியிலேருந்து அந்த சேனலோடைய அந்த மை சேனலில் அந்த மை சேனலில் போய் பார்த்தா வந்து கனெக்ஷன் எரர் அப்படின்னு வருது server time out connection error செக்கேஷன் லேட்டர்னு மட்டும் வருது ஸோ அந்த மெயிலடியிலேருந்து அந்த சேனலை பார்த்தா மட்டும்தான் அப்படி வருது ஸோ யூடியூப் ஸ்டுடியோ லேப்டாப்பில் அதெல்லாம் வந்து கரெக்டாக வருது ஸோ அதனால் வந்து ஸ்டுடியோவில் வருதான்னு பார்க்குறேன் ஆனால் யூடியூப் வந்து லேப்டாப்பில் இந்த நான் உங்களுக்கு வந்து ஒரு மஸ்கிட்டோ காமிக்கிறேன் ஸோ சாரிங்க ஃபோக்கஸ் ஆகலை கொலை பண்ண வேண்டாம் ஸோ நல்லா கடிச்சு வச்சிருச்சு பரவாயில்ல அதுக்கு ரத்தம் தானே நம்ம கொடுத்துக்கலாம் ஏன்னா நான் நெகட்டிவ் பிளட் அதனால் வந்து எனக்கு நிறையா கொசு என்னை தேடி வரும் அடித்து கொண்டு போடுவேன் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நல்ல மூடில் இருக்கனால வந்து நான் அதை அடிக்கலை டேய் குச்சி வச்சு என் மேலே இது அடிச்சிடாத ஸோ அந்தாண்ட போய் விளையாடுப்போம் ஆசை நிறைவேறிச்சா எனக்கு சரி கொஞ்சம் விளையாடுப்போம் ஸோ நான் வந்து அந்த மெயில் ஐடியில் ஓப்பன் ஆகலை ஏன்னு தெரில ஸோ நாளைக்கு நாளானிக்கெல்லாம் ஏதாவது ஓப்பன் ஆச்சுன்னா வந்து நான் வந்து கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுவேன் ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது நீங்கள் போய் வந்து பிரித்தி சார்ஜ் போய் பிரித்தி ஆஹா பிரித்தி சிவா சார்ஜ் பிரித்திஷ்னு ஏதோ இருக்கும் ஸோ போய் வந்து போய் செக் பண்ணிக்கோங்க அதுதாங்க இதுதான் வந்து சேனல் டர்மினேட்டடான கதை ஸோ ஏன் வீடியோ போடலன்னா என்னங்க பண்ணுறது எடிட்டிங்க்கு வந்து நம்ம லேப்டாப் வந்து ஹேங் ஆகுது ஹேங் ஆகுதுங்கிறத விட எடிட்டிங் ஃபைல்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ அந்த டேட்டா வந்து அதிகமாக இருக்கனால வந்து அந்த நம்ம என்ன தான் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருந்தாலும் க்ராஷ் ஆகுது என்ன பண்ணுறது சரி என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதா என்ன பண்ணுவோம் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் so world park series episode one எடுத்தேன் பட் டோட்டலி ஃப்ளாப் ஆகிடுச்சு என்னாச்சுன்னா எடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து சார்ஜ் போட மறந்துட்டு ஆஃப் ஆகிடுச்சு ஆஃப் பண்ணனால வந்து இந்த எடுத்த ஃபைலே வந்து டெலிட் ஆகிடுச்சு அதனால் வந்து வேர்ல்டு பேக் சீரீஸ் இன்னும் ஒன் ஆர் டூ மந்த்ஸுக்கு கிடையாது ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வேர்ல்டு ஃபேக் சீரிஸ் பார்த்துக்கலாம் சீசன் டூ அப்போ பார்த்துக்கலாம் ஸோ சீசன் ஒன்னே நீங்கள் என்ன செக் பண்ணலன்னா மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க லிங்க் ஐ கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது ஸோ என் என் ஸ்க்ரீன்லேயும் கூட வரும் ஸோ பிளேலிஸ்ட் அது அப்படியே ஃபைவ் எபிசோட்ஸ் நீங்கள் அப்படியே செக் பண்ணிக்கலாம் செக் அவுட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேங்க டாடா bye bye see you bye சுவீர் பாய் எல்லாருக்கும் பாய் ஸோ மறக்காமல் வேர்ல்ட் ஃபாக்ஸ் சீரிஸை வந்து செக் பண்ணி பாருங்க